நற்றிணையின் வெற்றிப்படிகள் யாரையும் மதிக்கிற மாட்டே ஒரு வழி சொல்லிட்டா ஆனா நீங்க வழிய தாங்கிக்கணும் அப்படின்னாரு ஒரு கல்யாணம் சொன்னிச்சுன்னா தாத்தா தாத்தா எனக்கு வலிக்கும் வேணாம் எனக்கு ரொம்ப வலிக்கும் வேணாம் நிச்சா இன்னொரு கல்யாணம் சொன்னிச்சு வலி தாங்கிக்கிறேன் தாத்தா அப்படின்னுச்சான் அந்த தாத்தா நைட்டு முழுவதும் காலையில வரையும் ஒரு சிலையா ஆக்கிட்டாங்க அழகா ஒரு சிலையா மாத்திட்டாங்க ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாரும் பாக்குறாங்க இங்க சாமி இருக்கு நம்ம எந்த பூஜையும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க அழகழகு நகைலாம் எடுத்துட்டு வராங்க பூஜை பண்ணாங்க தேங்காய் இன்னைக்கு கல்லு பார்த்தா அந்த வலி தாங்காத கல்லு இங்க இந்த வலி தாங்காத கல்லு மேல எப்பயுமே தலை மேலேயே சாமி கும்பிடும் போது உடச்சுக்கிட்டே இருந்தாங்களாம் அதுக்கு ரொம்ப வலிச்சிச்சான் அது அந்த ஒரு நாள் வலி தாங்கியிருக்க நம்ம வந்து இன்னொரு நாள் வெளிச்சாங்க நம்மளும் சாமியா ஆகியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நம்ம சின்ன வயசுல வந்து படிச்சு பெருசானா சந்தோஷமா இருக்க சின்ன வயசுல படிக்காம ஏமாத்தினா பெரிய வயசுல கஷ்டப்படுவோம் அதனாலதான் சின்ன வயசுல படிக்கணும் நன்றி Welcome.